அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம crude oil one minute chart பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் இப்போ டைம் வந்து டுவெல் தேர்ட்டி ஸோ எவ்ரிடே நம்ம லைவ் மார்க்கெட்டில் டுவெல் பிஎம்க்கு அப்புறம் என்ன மாதிரி கால் வருதுன்றதை நல்லா பெக்லியராக அனலைஸ் பண்ணுவோம் மார்னிங் மார்க்கெட் மூவ்மெண்ட்டில் அதனால் அவாய்ட் பண்ணிடுறோம் இப்போ நமக்கு டுவெல் தேர்ட்டிக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல் கால் கிடச்சிருக்கு so red colour candle open ஆகிட்டு செல் அட் சிக்ஸ் த்ரீ செவன்ட்டின்னு என்ட்ரி பாயிண்ட் வந்திருக்கு கீழே இருக்க red colour lines target line மேலே இருக்க லைன் ஸ்டாப்லாஸ் லைன் நம்ம டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும்னா நம்ம டெய்லி லைவ் மார்க்கெட்டில் என்ன மாதிரி கால் வருது ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் அதுவும் ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டை ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுறவங்களுக்கு புரியும் தான் இதில் என் என்ட்ரி பாயிண்ட் எப்படி கிடைக்குது டார்கெட்ஸ் எப்படி பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப்லாஸ் அச்சீவ் பண்ணுதா எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு இதை பற்றின இன்னும் நிறைய விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் இந்த சேனலில் போயும் பார்க்கலாம் இல்லைனா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் டீட்டெயில்ஸை பற்றி கேட்டுக்கலாம் இப்போதைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு அதனால் ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ லைவ் மார்க்கெட்டில் எப்போல்லாம் ட்ரெண்ட் மாறுதோ கேண்டில் கலர் மாறுற மாதிரியே நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ செல் கால்ன்றனால ரெட் கலர் ஒன்ஸ் இப்போ நெக்ஸ்ட் ட்ரெண்ட் வந்தால் பை ட்ரெண்ட் தான் வரும் அதையும் நாங்கள் ஷோ பண்ணுறோம் அப்போ நமக்கு பாருங்கள் கேண்டில் ஓப்பன் ஆகும்போது க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகும் என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும் டார்கெட் ஒன் அண்ட் டூ கிடைக்கும் ஸ்டாப் லாஸ் சும்மா அந்த வீடியோ பார்க்குறீங்களா அதே மாதிரி சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க அதில் வர கால்ஸை பார்த்து ஆர்டர்ஸ் நீங்கள் போட்டிக்க போகிறீங்க மேனுவலாகவும் பண்ணலாம் ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ணிக்க முடியும் six three seventy entry point கிடச்சிருக்கு ஸோ இது எப்படி மார்க்கெட் மூவ் பண்ணுது மார்க்கெட் அப்படியே டவுன் சைட் திரும்புதா இல்லை மேலே போகுதான்றதை வெயிட் பண்ணியே பார்க்கலாம் நம்ம கிடைச்ச செல் கால் நல்ல மொமெண்டம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் என்ட்ரி பாயிண்ட் கிட்ட ட்ரேடிங் போச்சு ஆறாவது கேண்டில் செம்ம down eighty percent target achieve பண்ணுச்சு செவன்த் கேண்டில் எயித்து கேண்டில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட்டை ரொம்ப க்ளீனாக பிரேக் அவுட் பண்ணி டுவெண்ட்டி பாயிண்ட்டுக்கு மேலே டவுன் சைட் மொமெண்டம் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் செகண்ட் டாரட்டையும் பிரேக் அவுட் பண்ணுச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் செகண்ட் டார்கெட் வரைக்கும் அச்சீவ் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு ஒரு ஒன் ஓ கிளாக் அப்புறம் மார்க்கெட் மேலே வந்துச்சு அதில் upper side break out buying momentum so நமக்கு இப்போ ஒரு பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு green கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு buy at six three sixty first entry point first போகனும் at six three eighty one போகணும் சிக்ஸ்டீன் பாயிண்ட் இது எப்படி மார்க்கெட் ரீச் பண்ணுது பைக்காலும் எப்படி ஒர்க் wait பணி வெயிட் பண்ணி பாருங்கள் நம்ம கிடைச்ச பைக்காலும் ரொம்ப சூப்பராக மொமெண்டம் கொடுத்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் மினிட்ஸ் என்ட்ரி பாயிண்ட் கிட்ட trading போனாலும் அதுக்கப்புறம் continuous ஒரு bullish மொமெண்டமில் வித்தின் டென் மினிட்ஸில் செகண்ட் டார்கெட் வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்கு நமக்கு கிடச்ச இன்றைக்கி செல் கால் பை நல்ல செம மூமன் குட்து செகண்ட் டாரட் வரைக்கும் ரீச் கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு டூல் லைவ் மார்க்கெட்டில் கிடைச்சா நல்ல ஒரு ஹெல்பிங் டூலாக இருக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாக யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓன் ட்ரேட் பண்ணிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ